நற்றிணையின் வெற்றிப்படிகள் வணக்கம் என் பெயர் ஓம் விஷாலி நான் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் கவிதை சரித்திர நாயகனே ஏழையனின் ஒளி விளக்கே சத்துணவை தந்தவரே காமராசரே உன்னை நான் வணங்குகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் ஹேமவர்ஷினி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் தோற்றமே கல்விக்கு கண் கொடுத்தவரே நாடெல்லாம் பள்ளி திறந்தவரே நாடு போற்றும் நல்லவரே ஏழை குழந்தைகளுக்கு வணங்குகிறோம் ஐயா நன்றி